நிவேதா சமசேகரவரும் அரசு உயர்நிலைப்பள்ளியில் நான் ஏழாம் வகுப்பு படைக்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பா தான் பெண் பிள்ளைகள் என்றாலே முகம் சொல்லிக்கிற காலத்தில் பொத்தி பொத்தி என்னை தேவதையாக வளர்த்தவர் ஆயிரம் பொய்களாவது சொல்லியிருப்பேன் ஐநூறு முறைகளாவது ஏமாத்திருப்பேன் அவர் அத்தனையும் அறிந்தும் பாவப்பட்டதே இல்லை அன்பு செய்ய அனுபவம் குறைஞ்சதில்லை ஆறுதல் கூற ஆளே இல்லை நேயர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக W W dot Nachinai dot ORG என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெல்லாம் உடம்பு அவர் அழுத்தமாக கையை பிடிச்சு அன்பாக பேசும் வார்த்தைகள் ஆணை பலத்துக்கு மேலானது அத்தனை பெரிய மனிதன் கடவுள் அப்பாதான் அம்மாவின் பாசம் அவரது கருணையில் தெரியும் அப்பாவின் பாசம் அவரது கடமையில் தெரியும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நச்சுமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காத பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ்